யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பகுதி நான்குக்கு நல்வரவு இந்த படிகளை கவனமாக முழுமையாக பார்த்து கொண்டு போகிறோம் பாதுகாப்பில் கவனம் வைக்கிறோம் யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்டுகளை சோதிக்கிறோம் ஏதேனும் குழப்பம் இருந்தால் மின்னஞ்சல் அனுப்பவும் அல்லது யூடியூபில் கமெண்ட் செய்யுங்கள் மேலே நம் யூசரை ரிஜிஸ்டர் செய்யும் செயலை பார்க்கலாம் முதலில் டேட்டாபேஸ் உடன் தொடர்பு கொள்ள வேண்டும் டேபிள் ஐ திறந்து நம் வால்யூஸ் ஐ உள்ளிடுவோம் இது எளிது என்று நினைக்கலாம் ஆகவே முதலில் சக்சஸ் என்று ஒரு செய்தியை எழுதுகிறேன் நம் பேஜுக்கு மீண்டும் போகலாம் முன்பு உருவாக்கிய சோதனைகளை செய்து பார்க்கலாம் ரெஜிஸ்டரை சொடுக்க அது please fill in all fields என்கிறது விதவிதமாக ஃபீல்டுகளை நிரப்பி பின் ஒன்றை மறந்து ரெஜிஸ்டரை ஐ சொடுக்க அது இன்னொரு செய்தியை சொல்கிறது அலெக்ஸ் என டைப் செய்து மேலும் யூசர்நேம் ஐ தேர்ந்தெடுப்பேன் பின் புல்நேம் மேலும் பாஸ்வேர்ட் ஐ தேர்வேன் அது ஏபிசி அடுத்து சில characterகளை கலந்து எழுதி ரெஜிஸ்டரை ஐ சொடுக்க அது your password do not match என்று சொல்ல வேண்டும் மீண்டும் ஆரம்பத்துக்கு அலெக்ஸ் காரெட் என டைப் செய்வோம் யூசர்நேம் ஒன்றை தேர்வோம் பாஸ்வேர்ட் ஐ ஏபிசி என தேர்வோம் இது 6 characterகளுக்கும் குறைவு ரிஜிஸ்டர் ஐ சொடுக்க passwords must be between 6 and 25 characters ஆகவே செக் வேலை செய்கிறது என் புல்நேம் ஐ அலெக்ஸ் காரெட் என்றும் யூசர்நேம் ஐ அலெக்ஸ் எனவும் டைப் செய்கிறேன் பாஸ்வேர்ட் ஃபுல் லெங்த் பாஸ்வேர்ட் ஆக இருக்கும் 6 கேரக்டர்ஸ் register ஐ சொடுக்க பாருங்கள் length of the username or full name is too long checks ஐ விரும்பினால் நீங்களே எழுதலாம் உங்களுக்கே விடுகிறேன் இப்போதைக்கு பார்ம் வேலிடேஷன் சரியாக இருக்கிறது இப்போது நம் யூசரை ரிஜிஸ்டர் செய்வதை தொடர்வோம் இப்போது இந்த ஃபார்ம் வேலிடேஷன் சரியில்லை எர்ரர் எழும்போதெல்லாம் இந்த ஃபீல்ட்ஸ் காணாமல் போகின்றன போய்விட்டன மேலும் யூசர் ரீடைப் செய்ய வேண்டியிருக்கிறது ஆகவே சொல்வது நம் புல்நேம் யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் வேரியபிள்ஸ் ஆகியவை இங்கே உள்ளன இதுவே பிஎச்பி பேஜ் என்பதால் PHP ஐ இந்த எச்டிஎம்எல் கோடு ல் இடலாம் உங்கள் புல்நேம் இன் கீழ் சொல்வது வால்யூ எக்குவல் to boxயில் உள்ள ஒரு வால்யூ மேலும் பிஎச்பி டாக் ஐ துவக்கலாம் பிஎச்பி டாக் ஐ உள்ளே மூடலாம் இங்கே எச்சோ செய்யப்போவது யூசர்நேம் இல்லை புல்நேம் இதையே யூசர்நேம் க்கு செய்வேன் ஆகவே value equals open PHP tags close PHP tags மேலும் echo at username line terminator இருப்பதை உறுதி செய்க இப்போது கிறுக்குத்தனமான நீளமான பெயரையும் மற்றும் யூசர்நேம் அலெக்ஸ் எனவும் தேர்ந்தெடுக்க நடப்பதென்ன பாஸ்வேர்ட்ஸ் ஐ சேமிக்க வேண்டாம் ஆகவே அதை யூசர் க்கு விட்டுவிடலாம் யூசர்நேம் மிகப்பெரிது ஆகவே எர்ரர் வர வேண்டும் நாம் ரிஜிஸ்டர் ஐ சொடுக்க அது நம் புல்நேம் மற்றும் யூசர்நேம் ஐ வைத்துக்கொண்டு விட்டது ஆகவே அது ஒரு விதி எர்ரர் கிடைத்து மேலும் ரீடைப் செய்ய வேண்டுமானால் உங்கள் username full name password first name middle name surname user form இல் இன்னும் எத்தனை fieldகள் இருக்கின்றனவோ பெயரை மீண்டும் மீண்டும் டைப் செய்வது வெறுப்பானது ஆகவே இதை உங்கள் பிஎச்பி டாக்ஸ் இனுள் பிஎச்பி எச்சோ உங்கள் எச்டிஎம்எல் இன்புட் டைப் இனுள் வால்யூஸ் ஐ இது யூசர் க்கு மிகவும் பயனுள்ளது யூசர் க்கு எளிமையானதும் கூட ஓகே அல்லது எச்சோ சக்செஸ் இன்னும் ஒரு சக்செஸ்ஃபுல் பார்ம் ஐ கொடுக்கவில்லை ஆகவே டைப் செய்வது அலெக்ஸ் காரெட் மற்றும் என் பாஸ்வேர்ட் 6 கேரக்டர்களுக்கு மேல் 25 characterகளுக்குள் ரிஜிஸ்டர் ஐ சொடுக்கலாம் ஒஹ் ஒரு எரர் மெசேஜ் அதை பார்க்கலாம் எரர் கிடைத்துள்ளது பாஸ்வேர்ட் ன் ஸ்ட்ரிங் லெங்த் கிரீட்டர் தன் 25 ஆனால் அல்லது பாஸ்வேர்ட் இன் ஸ்ட்ரிங் லெங்த் லெஸ் தன் 6 ஆனால் எச்சோ பாஸ்வேர்ட் சரியாக இருக்க வேண்டும் ஆனால் ஏதோ பிரச்சனை இப்போது ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது நம் பாஸ்வேர்ட் க்கு என்கிரிப்டட் வேல்யூ உள்ளது எம்டி5 என்கிரிப்டட் ஸ்ட்ரிங் மிக நீளமானது 25 characterகளுக்கும் அதிகம் ஆகவே செய்வதென்ன இந்த ப்ளாக் ஆஃப் கோட் நம் பாஸ்வேர்ட் ஐ என்கிரிப்ட் செய்வதை வெட்டி ரிஜிஸ்டர் தே யூசர் க்கு கீழே கொண்டு வருகிறேன் ஆகவே அனுபவத்தில் வரிசை முக்கியம் என்று தெரிகிறது இது போன்ற எரர்ஸ் உங்கள் கோடு ல் கிடைத்துக்கொண்டு அந்த கோடை பார்த்து என்ன செய்கிறீர்கள் என்று கவனியுங்கள் அவ்வப்போது விஷயங்களை கோடில் எச்சோ ஆட் செய்தால் அது ஒரு டெபக் செயலாக அமையும் என் பார்ம் க்கு திரும்பி மேலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல பாஸ்வேர்ட் ஐ ரிடைப் செய்கிறேன் register ஐ சொடுக்க சக்சஸ் மெசேஜ் கிடைத்துவிட்டது ஆகவே நீங்கள் பார்த்தது போல கோடை கவனிப்பது பிரச்சனைகளை தீர்க்கும் இம்முறை சீக்கிரம் பிடித்துவிட்டேன் பலமுறை வீடியோவை நிறுத்தி கோடை பார்த்து பின் தொடருவேன் நேரத்தை வீணடிக்க கூடாது நாளடைவில் உங்களுக்கும் இந்த தவறுகள் புரியும் ஆகவே சக்சஸ் கிடைத்துவிட்டது இப்போது சொல்வது ஒப்பன் அவர் டேட்டாபேஸ் இதை செய்ய கனெக்ட் வேரியபிள் தேவை இல்லை வேண்டாம் எஸ்கியூஎல் கனெக்ட் எனலாம் மேலும் கனெக்ட் செய்வது என் லோக்கல் ஹோஸ்ட் சர்வருக்கு அது என் கணினியே மேலும் ரூட் என் பாஸ்வேர்ட் இல்லை சொல்வது மைஸ்கிள் செலக்ட் டிபி இது நம் டேட்டாபேஸ் ஐ தேர்வு செய்யும் ஆகவே சொல்லக்கூடியது செலக்ட் டேட்டாபேஸ் இது மிக தெளிவே PHP login மற்றும் இங்கே சொல்வது ஒரு query ஐ சொடுக்கவும். ஆகவே query ரிஜிஸ்டர் இது equal to MySQL query. இதுவே tutorial இன் முக்கிய பகுதி. வேல்யூஸ் ஐ இட்டு மற்றும் யூசர்நேம் ஐ ரிஜிஸ்டர் செய்வோம். ஸ்க்ரோல் டவுன் செய்யலாம். பார்க்க முடிகிறதா? இது இன்சர்ட் இன்டோ யூசர்ஸ் இங்கே திரும்பி போனால் இந்த பிஎச்பி லாகின் தான் நாம் தேர்ந்தெடுத்த டேபிள் ஆகவே MySQL select DB PHP login மற்றும் நம் யூசர்ஸ் இல் இன்சர்ட் செய்கிறோம் இது டேட்டாபேஸ் இல் நம் டேபிள் மற்றும் சொல்வது வால்யூஸ் பிராக்கெட்ஸ் டேபிள் இன் ஒவ்வொரு வால்யூ வும் ஆகவே டேபிள் இல் ஒவ்வொரு fieldஉம் இருக்கும் ஆகவே இங்கே திரும்பி Browse அல்லது ஸ்ட்ரக்சர் மீது சொடுக்க அதுதான் கிடைப்பது name username password date ஆகவே 1, 2, 3, 4, 5 இங்கும் நமக்கு தேவை 1, 2, 3, 4, 5 ஐடி ஆட்டோ increment ஆகும் என கடைசி பார்த்தோம் பார்த்தோமில்லையா ஆகவே இவையே தேவை ஆர்டர் மிக முக்கியம் இருப்பது நம் நேம் யூசர்நேம் பாஸ்வேர்ட் டேட் ஆகவே இது வெறும் நேம் யூசர்நேம் இது பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் ரிப்பீட் செய்ய தேவையில்லை அது சோதிக்க மட்டுமே இது டேட் ஆகவே இந்த வேரியபிள்கள் கொஞ்சம் நிச்சயமில்லாது இருந்தால் அவை இங்கிருந்து மேலே உள்ளன இங்குள்ளது யூசர் யூசர்நேம் பாஸ்வேர்ட் மற்றும் டேட் இதை நேம் என மாற்றலாம் சரி ஆகவே இது வேலை செய்ய வேண்டும் அதன் பின் சொல்வது யூ ஹேவ் பீன் ரிஜிஸ்டர்ட் உண்மையில் சொல்வது die. You have been registered. Return to login page. User login செய்ய இதை இண்டெக்ஸ் பேஜுக்கு ஒரு ஆக கொடுங்கள் அது எப்படி வேலை செய்கிறது என்று சற்று நேரத்தில் பார்க்கலாம் இதோ என் முந்தைய பக்கம் Alex கேரட் என்போம் Username Alex என தேர்ந்து பின் இது உங்கள் password. You have been registered. Return to login page இப்போது என் டேட்டாபேஸை ஐ சோதிக்கிறேன் அலெக்ஸ் கேரட் இருக்கிறது என் மூன்று 3 நேம் அலெக்ஸ் பாஸ்வேர்டு என்கிரிப்ட் ஆகிய பாஸ்வேர்டு மேலும் என் டேட் டேட் அவ்வளவே ஆகவே அடுத்த பகுதியில் சில விஷயங்களை சுத்தம் செய்துவிட்டு லாகின் செயலை சோதிக்கலாம் ஆகவே அங்கே சந்திப்போம் இதற்கு தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி